வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மே டுவெண்ட்டியத் வியாழக்கிழமை ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்தபடி ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது நெக்ஸ்ட் கால் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு செல் கால் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கால் அது வந்து ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்து ட்ரேடிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காண்டி நெக்ஸ்ட் என்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம செல் கால் எதிர்பார்க்குறோம் இப்போ குரூடாயில் ஆயில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி த்ரீ மேலே ஆகுது நமக்கு செல் காலுன்றனால கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் இந்த ட்ரெண்டு கண்டினியூவாக இருக்க வரைக்கும் நமக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே தான் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் ட்ரெண்டுன்றனால பக்கத்தில் வந்து sell at four six seventy சிக்ஸ்னு வந்திருக்கு அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர் அட்னு ஒரு ரெட் கலர் லைன் இருக்குல்ல ஸோ அதான் first R at line four six sixty four point thirty one அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுது அதான் ஃபஸ்ட் ஆர் அட்டுன்ட்டு செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்கும் கீழே ஒரு டுவெல் பாயிண்ட்ஸ் கம்மியாக வந்து காட்டுது ஃபிஃப்டி டூவில் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா செல் காலுக்கு மேலே வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆன இந்த செல் கால் எப்படி இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரி மூமெண்ட் தருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வரும் அதே மாதிரி இது இந்த பைசல் வரும்போது கேண்டில்னுடைய கலரும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும் அதாவது கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் இப்போ பையிங் ட்ரெண்ட்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அது என்ன பாயிண்ட்டில் வாங்கலானும் வந்துடும் அதே மாதிரி டார்கெட் ஒன் என்ன எதிர்பார்க்கலாம் டார்கெட் டூ என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு வந்துடும் இப்போ எப்படி நமக்கு செல் காலுக்கு வந்திருக்கு அதே மாதிரியே பை காலுக்கும் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டரை லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் வந்து நமக்கு செல் கால் வந்ததை விட கீழே தான் இருக்குது ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நமக்கு செல் கால் வந்த ரேஞ்சிலேருந்து நாங்கள் ஏன் இந்த டுவெல் ஓ கிளாக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டுவெல் பிஎம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுவெல்லுக்கு அப்புறம் கொஞ்சம் வால்யூம் நல்லாயிருக்கும் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் எந்த சைடு கொஞ்சம் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ட்ரி கிடைக்குதோ அந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ரீசன்ஸ்க்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டுவெல் பிஎம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டுவெல் பிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிற கால் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும் இந்த ஸ்டார்டிங் டைம் ஓப்பனிங் டைம் அதாவது நைன் ஓ கிளாக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஓப்பன் ஆகி அப்போ என்ன மூவ்மெண்ட் இருக்கும் அப்போ மூவ்மெண்ட்டு வால்யூம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுனாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ட்ரேடிங்கில் இருப்போம் அப்போதைக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் நம்ம சைடில் இருக்காது ஏன்னா நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதில்ல கமாடிட்டியில் பட் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும் நைன் ஃபிஃப்டீன்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெவி மூமெண்ட்ஸில் இருக்கும் அது வந்து ஈக்விட்டி e தனியாக வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் பட் ஈக்விட்டியும் e வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஸ்லோ ஆகிட்டு அகைன் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஸ்பீடாக ஆரம்பிச்சிடும் பட் கமாடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குன்னா ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இருக்கும் நம்ம இது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் கூட சொல்லியிருக்கோம் ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா அப்போலாம் வந்து நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு மித்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து நல்லா எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆயிரும் அப்போதைக்கு இன்னும் ஹெவி மூமெண்ட் ஹெவி வாலட்டைல் அதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் நமக்கு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய இதுவும் வரும்போது அவங்களுடைய வர்த்தகத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு மூமெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கும் வால்யூம் வந்து ஹெவியாக இருக்கும் அதனால் அதனுடைய ஃபேவரேட் நிறையா வந்து இருக்கும் இப்போ ஒரு சைடு ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த சைடு ஈஸியாக டக்குன்னு அந்த பாயிண்ட் போய் அச்சீவ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும் நமக்கு வாலட்டைல் இன்க்ரீஸ் ஆகிறனால எப்படின்னா இப்போ ஒரு கேண்டில் டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் போகும் ஒரே ஒன் மினிட் கேண்டிலில் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸு டென் பாயிண்ட்லாம் ஈஸியாக வந்து ஒன் கேண்டிலில் நமக்கு வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் வந்து ஈவினிங் டைம்லாம் வந்து இருக்கும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டே தான் வருது நமக்கு ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குறது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிடும் ஸோ இது நம்ம கண்டினியூ ஆகிறது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை என்ன ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ் எல்லாம் ரெட் கலரில் வருது கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இறங்கினபடி ஃபினிஷ் ஆச்சுன்னா நல்லா ஷேடு விழுந்த கேண்டில் மாதிரி இருக்கும் அதே கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஹாலோ கேண்டில் மாதிரி இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து கேண்டில் கலரையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் பார்த்தோன்னே ட்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி நாங்கள் கேண்டிலுடைய கலரை வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியாக யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணலாம் யார் வேணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் தான் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு யாரால இருந்தாலும் சரி உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸும் வந்து அப்படியே இப்போ லைவ் சார்ட் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா கால்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும் ட்ரெண்டு தெரிஞ்சிடும் அதை பார்த்து நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் தான் ஆக்சுவலி இது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்து ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் டெய்லி உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் கால்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்கு இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்போ ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்துருச்சு இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டவுன் வந்திருக்கு இப்போ sixty five four six sixty five வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் வந்திருக்கு லெவன் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டாக ஷோ பண்ணுறது four six sixty four point seventy வந்து காட்டுது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் தொட்டுச்சுன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட்டே வந்து பண்ண மாதிரி பட் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே நின்றுட்டே இருக்குது ஏன்னு தெரில பட் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் டார்கெட் பக்கத்தில் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்ததுலேருந்து ஃபேவரேட்டான சுச்சுவேஷன் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு அடுத்து ஓப்பன் ஆன ஒவ்வொரு கேண்டிலுமே ப்ரீவியஸ் கேண்டிலினுடைய லோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில் லோவை கட் பண்ணுச்சு தேர்ட் கேண்டில் கட் பண்ணல பட் ஃபோர்த் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டலினுடைய லோஸாக கட் பண்ணுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டலும் லோவை கட் பண்ணி கட் பண்ணி இறங்கிக்கிட்டே வந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காட்டிடலாம் ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுது எப்படி மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து டார்கெட் பிரேக் அவுட் பண்ணல பட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஆக்சுவலி நமக்கு ஒரு டென் பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சாலே புக் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு நாங்கள் ஆக்சுவலி சொல்கிறது வந்து டென் பாயிண்ட்ஸ் வந்தாலே எதிர்பாருங்க நாங்கள் யார் கேட்டாலும் சொல்கிறது one minute time frame recommend பண்ணுறோம் டென் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ அது நமக்கு டென் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து கொடுத்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பட் இன்னும் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணல four six sixty seven sixty six இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்குது ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு பார்க்குறக்கும் விஷுவலைஸாக நல்லாயிருக்கும் ஸோ இது டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸில் ஃபிக்ஸ் பண்ணனால இன்னும் டார்கெட்ஸ் பிரேக் அவுட் ஆகலை மேபி இது வந்து நம்ம ஃபிக்ஸடாக பத்து பாயிண்ட்டுன்னு வச்சுருந்தா நேரம் நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் அது வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஆக்சுவலி வந்திருக்கு ஒரு பாயிண்ட்னால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் அச்சீவ் ஆகாமல் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா செல்காலாக இருந்தது பைக்காலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட்டி செவனில் பைக்காலாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லெவன் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு டுவெல்த்து பாயிண்ட் வந்தால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் பட் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு ரிவர்சல் ஆகி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டுவெல் ஃபார்ட்டி ஃபோருக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு பைக்கால் சேஞ்ச் ஆனது பார்த்தீங்கன்னா four six eighty seven so நமக்கு செல்காலில் சப்போஸ் மிஸ் ஆயிருந்தாலும் நம்மளால் பைக்காலில் எப்போ ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியுதான்ட்டு நம்ம வந்து பார்ப்போம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுத்தோம் நல்ல என்ட்ரி தான் நல்ல டைமிங்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா சூஸ் பண்ணோம் மூமெண்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு மேபி இன்னும் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஆச்சு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு பர்சன்ட் வந்திருந்தால் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டார்கெட் வந்து எடுத்திருக்க முடியும் பட் பரவாயில்ல நம்ம ஆனால் எய்ம் பண்ணுறது ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஸோ சப்போஸ் நீங்களும் வந்து டென் பாயிண்ட் எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கலாம் பட் ஃபஸ்ட் ஆர் டைம் பண்ணியிருந்தால் புக் பண்ணியிருக்க முடியாது பரவாயில்ல ஸோ இப்போ நம்ம அந்த பைக்கால் எடுப்போம் இந்த பைக்காலில் இப்போ நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ரீன் கலர்லே தான் இருக்கும் ஸோ நமக்கு இதில் வந்த பாயிண்ட் வந்து ஃபோர் சிக்ஸ் எயிட்டி செவன் இப்போ எயிட்டி நைன் எயிட்டி எயிட் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா four six ninety eight point seventy two so இதுவாச்சும் ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டி நைன் வருதா அப்படின்ட்டு பார்ப்போம் அப்போ தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எப்படி இந்த பைக் கால் ஒர்க் அவுட் ஆகுது இப்போ பை கால் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸாக வந்த காலுக்கு இது ரெக்கவரி மாதிரி இருக்கும் ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம் அகைன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் கிட்டக்க வந்து நின்றுட்டே இருக்குது ஸோ பைக்காலும் பார்த்தீங்கன்னா four six ninety seven ninety எயிட்டில் ட்ரேடிங் போகுது பட் நைன்ட்டி நைன் வந்துச்சுன்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஒன் ஆகுது அந்த ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டி எயிட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் நிற்கிது ஸோ இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பைக்காலும் ஆக்சுவலி மூவ் பண்ணுச்சு ஃபஸ்ட் கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சு அது அதுக்கு மேலே ஹை இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணது இப்போ ஃபைனலாக டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டி நைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி நமக்கு குருடாயில் ஒன் மினிட் சார்ட்டில் கிடச்ச பைக்கால் நல்லாவே வந்து மூவ் பண்ணி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இது உங்களுக்கு பை கேண்டில்ஸ்னால் க்ரீன் கலரில் இருக்குது ஸோ செல் கால்னால் கேண்டில்ஸ் ரெட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே கால்ஸ் பார்த்து ஓனால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா பை கால் வந்தது ஒரு ஒன் டென்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி செல் காலாக நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் காட்டுது அதுக்கு கீழே இருக்க செகண்ட் டாரட் ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்து நமக்கு பைக்கால் பார்த்தோம் பைக்கால் வந்தது டார்கெட் அழகாக பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் வரைக்கும் ஏறிட்டு அப்படியே ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டென்னுக்கு அப்புறமா ரிவர்ஸ் ஆகி செல் காலாக சேஞ்ச் அவுட் ஆகுது செல் காலுன்றனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் கால்ஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால நமக்கு கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்குது ஸோ அதே பையிங் ட்ரெண்ட்னா கேண்டில் க்ரீன் கலர் உங்களுக்கு கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஒரு தடவை வந்த கால் திரும்ப வராது ஸோ ஃப்ரெஷ்ஷாக அடுத்தடுத்த மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட்லாம் ஆறதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நமக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கால் பண்ணாலே போதும் தான் அதுலேயே நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்தாலே புக் பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கலாம் சப்போஸ் நம்ம அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி நம்மளால் எய்ம் பண்ண முடியும் ஸோ அதை ஷோ பண்ணுறக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த ரெண்டு என்ட்ரிஸ் வந்து நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு செல் கால் வந்திருக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் பக்கத்தில் வந்துடுச்சு ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி செவனில் இருக்குது four six sixty six point thirty one தான் ஃபஸ்ட் ஆர்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் வருதான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒன் டென்னுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி எயிட்டில் ஒன் ஃபோர்டீனுக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நமக்கு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ உங்களுக்கு மூவ்மெண்ட் நல்லா இருந்து ஒரு பெரிய பெரிய கேண்டில் கிடைக்குதுன்னா நம்ம இன்னமும் கூட வெயிட் பண்ணலாம் செகண்ட் டார்கெட் வரைக்கும் கூட எய்ம் பண்ணலாம் பட் கேண்டில் ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுது சின்ன சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணுது ஸோ சின்ன சின்ன கேண்டிலுங்கையில் மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது வாலட்டைல் கம்மியாக இருக்குது வால்யூம் இன்னைக்கு அந்தளவுக்கு இல்லை மேபி இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரியாக கூட இருக்கலாம் அதுக்காண்டி கூட நமக்கு வந்து வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி காரணங்களாலும் மார்க்கெட் வந்து ரெடியூஸ் ஆகலாம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து குறையலாம் மார்க்கெட்னுடைய வால்யூம் கம்மியாக இருக்கையில் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கையில் வாலட்டைல் கம்மியாக இருக்கையில் நம்ம பெருசாக டார்கெட் எய்ம் பண்ணக்கூடாது அந்த டயத்தில் பெருசாக டார்கெட் எய்ம் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அதுக்காண்டி சொல்கிறோம் ஸோ